Jesus. Amen. opportunity to address all of you this evening by the grace of Tarun Krishna Prabhu. Oh, there you So thank you very much for giving us this opportunity that we could come together to speak some words in glorification of the process of Bhakti Yoga. ஆஹ் மகாராஜ் வந்து இன்னைக்கு இங்க கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஆஹ் மாநில வணக்கம் தெரிவிக்கிறார்கள் இன்னைக்கு வந்து மகாராஜ் வந்து பக்தி யோகத்தை பற்றி பேச போறாரு First of all, I have to admit that you know I'm I'm born in a Western country. I'm not born in the Hindu culture, so I'm uh, from you know Videshi. I'm from outside the culture. I'm from அவர்கள் வந்து அவர் வந்து பிறப்பால் அவர் வந்து ஆஹ் மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்திருக்காரு இந்து கல்ச்சர்லேருந்து வரல ஆஹ் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு But I did have the opportunity at a very early age in my life. I had the opportunity to contact the Vedic culture. First of all, as a student, I contacted the Bhagavad Gita. ஆனாலும் ஆஹ் சிறு வயசுலேயே வந்து ம- மகாராஜ்க்கு வந்து ஆஹ் வேத கலாச்சாரத்தில் வந்து ஒரு பற்று இருந்துச்சு அதனால அதில் வந்து அவர் ஒரு ஈடுபாடு இருந்து அவர் வந்து பகவத்கீதையை வந்து தெரிஞ்சுட்டு இருக்காரு சின்ன வயசுலேயே காலேஜ் படிக்கும் போது And then later on, after my graduation from studies, I was working in a job and I then contacted the Krishna consciousness movement in the form of the books written by Bhaktivedanta Swami Prabhupada. காலேஜ் கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே ஆஹ் இந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதோட புத்தகங்கள் மூலியமாக நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து அவர் வந்தாரு So I had the opportunity to meet with Bhaktivedanta Swami Prabhupada in London in the year 1971 and I became his official disciple. I accepted initiation from him. He kindly பிரபுபாட்டோட ஆஹ் ஆஹ் நெருக்கமான ஒரு ஆஹ் மகாராஜ்க்கு வந்து நெருக்கமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் வந்து ஆஹ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாட்டில் இருந்து ஆஹ் நம்ம குரு மகாராஜ்க்கு வந்து ஆஹ் தீட்சை கிடைச்சிட்டாரு Yes, we call the initiation process as Diksha. The word Diksha means the process by which we destroy sinful reactions and we awaken transcendental knowledge. ஆஹ் அதாவது இனிஷியேஷன் வந்து தீக்ஷா அந்த தீட்சை மூலியமா நம்மளோட பாவ விளைவுகள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகி நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில வந்து ஒரு அடி எடுத்துக்கிறோம் வைக்கிறோம் We are all taking birth in this world due to sinful reactions from our past life. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம பூர்வ ஜென்மத்தோட பாவ விளைவுகள் விளைவுகளாக If we were pure souls, we would not have taken birth in this world. நம்ம ஒரு சுத்தமான ஆத்மாவா இருந்தா இந்த உலகத்துல நம்ம பிறப்பு எடுத்துக்க மாட்டோம் There are two worlds. There is the spiritual world where the pure souls reside, and the material world where the other souls reside. இ- இரண்டு உலகங்கள் இருக்கு ஒன்று வந்து ஆன்மீக உலகம் அங்க வந்து சுத்தமான அதாவது ஆன்மீக ஆத்மாக்கள் பியூர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் அங்கே இருக்கும் இங்கே மெட்டீரியல் வேர்ல்டு அதாவது போதி உலகத்தில் வந்து நம்மளை மாதிரி என்ன சொல்லுவாங்க பாவை விளைவுல இருக்கிற ஆத்மாக்கள் இங்கே பெறப்படுவாங்க So the contact with the pure devotee, Srila Prabhupada, who became my spiritual teacher, was certainly a great blessing for me. மகாராஜ் சொல்றது சில பிரபுபாத் கிட்ட இருந்து அந்த ஆன்மீக அறிவு கிடைச்சது ஆன்மீக என்ன சொல்லுவாங்க இனிஷியேஷன் அதாவது தீட்சை கிடைச்சது அவர் பெரும் பாகியமா கருதுறாரு It was a great blessing because it saved me from the material life, from the material world, where there's only a life of sense gratification. ஆஹ் இந்த தீட்சைனால மகாராஜ் வந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அதனால அது வந்து ரொம்ப பகியமா before I became a member of this Krishna consciousness movement. சில நேரங்களில் வந்து நாட்டாம் ஜனங்கள்லாம் கேட்பாங்க இந்த கிருஷ்ண பக்தி வர முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் I told them I was simply wasting my life in material activity. நான் வந்து சொல்லுவேன் நான் வந்து இந்த போதிக உலகத்துல வந்து நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு இருந்தேன் material activities are all centered around four, four things eating, sleeping, maintains independence. இந்த போதிக உலகத்துல நான்கு விதமான காரியங்களை செய்யறது சாப்பிடுறது உணவு உட்கொள்றது தூங்குறது உடல் உணவு கொள்வது அப்புறம் டிஃபண்டிங் அதாவது தற்காத்து கொள்வது This is generally activities of animals. The animals, they're also doing these activities. They are இந்த நான்கு விதமான கா- நான்கு விதமான அஹ், எல்லாமே வந்து மிருகங்களும் இதே தான் செய்யுது ஸோ அதுவும் வந்து அஹ், தூங்குது சாப்பிடுது அஹ், அப்புறம் உடல் உறவு கொள்வது தற்காத்துக் கொள்வது Of course, we will say, well, I have a nice car, I have a nice car. Srila Prabhupada said, yes, you're running on four wheels, the dog is running on four legs. But the, ex- the business சில நேரங்கள் சொல்லுவாங்க என்கிட்ட நாலு என்கிட்ட கார் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஸ்ரீலா பிரபாட் ஒரு உதாரணமா சொல்லுவாரு ஆமா நீங்க வந்து நான்கு வீல்ல போறீங்க நாய் நாலு கால்ல போகுது அப்படின்ட்டு So human life is a very special opportunity because the Vedic literature, literature describes to us that there are 84 lakh different species of life and only 4 lakh species are human species. இந்த கிடைக்கிற சரிய சரிதான வாழ்க்கை வந்து இந்த மனித உடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நான்கு அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள்ல நான்கு லட்சம் யோனிகள் வந்து மனிதர்கள் அதுல வந்து நம்ம இந்த உடல் கிடைச்சது வந்து ரொம்ப பாக்கியமா கருதும் The animals are not held responsible for their activity. They don't go, they don't get punished if they do மிருகங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அதாவது அது தவறு அதை பாவ செயல் அப்படின்றதுலாம் கிடையாது அது என்ன பண்ணாலும் அது வந்து அது என்ன சொல்லுவாங்க அது ஒப்பிட்டு கிடையாது There are no laws for the animals. The law books are for the human beings. அதாவது தர்மம் தர்மம்னு பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்காக தான் மிருகங்களுக்கு கிடையாது So the animal body itself is a punishment which is given to that soul which placed it in the animal body. அந்த மிருகமா பிறக்கிறதே வந்து ஒரு அதுக்கு ஒரு கொடுத்த கொடுக்கப்பட்ட ஒரு ஆஹ், என்ன சொல்லுவாங்க அது தண்டனை If we do not use the human form of life properly, the result is next birth we lose the human form of life and we enter into the lower species like the animals or even the trees and plants. அதனால இந்த மனித உடலை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளாம இருந்தால் மறுபடியும் நம்ம வந்து கீழ்த்தரமான அந்த ஒரு பிறவிகள் அதாவது மிருகங்களாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் There is a god of death who we call Yamaraj, and he punishes the sinful people, the people who don't perform any religious activity. யமராஜ் யமதர்மராஜா பத்தி கடுமையான தண்டனைகள் வழங்குவார் In the course of our life, we often perform activities which are not really pious. And the result of these, pi- when we perform activities which are not pious, then we get reactions for them. நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய நேரத்துல வந்து தவறான காரியங்களை செய்யறோம் அந்த தவறான காரியங்கள்னால நம்மளுக்கு பாவ விளைவுகள் when we have a, at the end of life, when the body breaks down and dies, then we have to answer to the God of death for all of the different activities which we have done. நம்ம இந்த ஆத்மானது உடலை பிரியும் நேரத்துல வந்து நம்ம செஞ்ச பாவ விளைவுகளுக்காக நம்ம இந்த யமராஜ் கிட்ட நம்ம வந்து காரணம் நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம அன்றாட வேண்டியத சூழ்நிலை வரும் However, if one is intelligent, one will do some atonement. One will, per- one will perform prayaschit to make up for the impious activities, for the sinful things which one has done. One should perform prayaschit. அதாவது ஆஹ், யார் ஒருவர் புத்திசாலியாக இருந்தால் தான் செய்த பாவங்களுக்கு பிராயசித்தம் பிராயசித்தம்னா பரிகாரம் தேடுவாங்க Now, sometimes we see people do prayaschit, like they may go to the holy place and they will go and take bath in the holy river நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து பிராயசித்தமா வந்து பாவ விளைவுகளுக்கு என்ன பண்ணுவாங்க ஆஹ், இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க ஆஹ், புனிதம் அதுக்கப்புறம் புனித நீராடுவாங்க புனித கங்கை அந்த மாதிரி நீராடுவாங்க Just like many of the devotees here, they go to visit the holy place, they go to Vrindavan, which is the place of Lord Krishna, and they will perform some prayaschit there. They will go to Yamuna, take a bath there in the holy river. இந்த பக்த பக்தர்களை பார்த்தீங்கன்னா ஆஹ், விருந்தாவனம் போவாங்க அங்க யமுனா நதியில வந்து ஆஹ், நீராடுவாங்க இதெல்லாம் வந்து பிராயசித்தமான ஒரு காரியம் Vrindavan, in Vrindavan there are 5,000 or more temples. Every home practically is a temple in Vrindavan. So when we go to Vrindavan, we can spend a lot of time just going to temples to see the form of Lord Krishna. பிருந்தாவன் தாமங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணா இருந்தாரு அங்க பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம புனித ஸ்தலங்களுக்கு போகும்போது நம்ம வந்து சதா கோவில்களுக்கு போய் நம்ம வந்து ராய்ஷத்தம் தேடலாம் And when we go to see the form of Lord Krishna, at that time we will give some charity. We will put some donation in the box. That is another prayashchit, to give charity. அந்த மாதிரி நம்ம வந்து பகவானை வந்து வேறு வேறு ரூபங்களில் வந்து நம்ம நாம பார்க்க போகும்போது கோவிலுக்கு போகிறோம் நம்ம வந்து நம்ம வந்து காணிக்கை செலுத்துறோம் இது ஒரு விதமான பிராயஷ்டிரம் அதாவது நம்ம பாவங்களை அங்க பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது நம்ம பகவானை நம்ம பாக்குறோம் பகவான் விக்கிரகத்தில் பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம தலை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு விதமான பிராயசி And then we go also get some of the prasad which is offered to the deity and we will honor that sacred foodstuffs which are offered to the Lord. அந்த மாதிரி போகும்போது கோவில்களில் வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அதாவது பகவானுக்கு படைக்கப்பட்டு பகவான் ஏற்றுக்கொண்ட அந்த உணவுப் பொருட்களை நம்ம பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதுக்கு வந்து மதிப்பு கொடுப்போம் அதுவும் வந்து ஒரு விதமான பிராயசத்தம் So it's quite common among people, they will go to a holy place and they will do these things and when they come back, they will continue to do all the bad things. இது வந்து ஒரு சராசரி மனிதனுக்கான உண்டான ஒரு இப்படிதான் பார்க்கணும் அதாவது தப்பு பண்ணுவாங்க கோவிலுக்கு போவாங்க பிராயசித்தம் தேடிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க They went to Holy Land, they stayed there a few days, they did some dance, they gave charity, they went to temples, then they come back, and then again drinking alcohol, eating meat, smoking cigarettes, doing all bad things. இந்த மாதிரி சில நாட்கள் போய் இந்த புனிதம் அதாவது அஹ், புனித ஸ்தலங்களை தங்கி அங்கே வந்து தானம் அப்புறம் கோவிலில் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணுறது மாமிசம் சாப்பிட்றது மது அழுத்தது இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் மறுபடியும் ஈடுபடுவாங்க So that kind of behavior is like the bathing of the elephant. That the elephant will take a bath, but after taking the bath, it will want to throw dirt all over its body. இந்த மாதிரி ஒரு யானை குளிக்கிறதுக்கு சமமாகும் அதாவது யானை என்ன பண்ணும் நல்லா போய் தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்து மண்ணை தந்த மண்ணை எடுத்து தர மாதிரி போடும் So we call that kind of activity as karma kanda activity. It is not actually so beneficial for the living entity. இந்த மாதிரி கோவிலுக்கு போய் நம்ம தானம் தர்மம் பண்ணி வர்றதுக்கு வந்து கர்மா காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து அவ்வளோ புனிதமானது கிடையாது பெனிஃபிஷியல் கிடையாது What is needed for the soul, for the living entity? There's something more beneficial for the soul, and that is the chanting of the holy names of the Lord. இப்ப நம்ம பண்றதெல்லாம் வந்து உடல் ரீதியா ஆனா ஆத்மா ரீதியா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுதான் அதுக்கு என்ன ஆத்மாக்கு என்ன தேவையோ அது பண்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது The actual prayaschit, the- the best of all prayaschits, So we have to understand